விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பெட்டிக்கடையில் பெண் வியாபாரி கொள்ளை செய்யப்பட்ட சம்பவத்தில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் ராஜபாளையம் துரைசாமிபுரத்தைச் சேர்ந்த கணேசன் மனைவி இந்திராணி இவர் தனது பெட்டிக்கடையில் நேற்று முன்தினம் மர்ம நபர்களால் கொள்ளை செய்யப்பட்டார் இதுகுறித்து ராஜபாளையம் தெற்கு போலீசார் விசாரணை நடத்தினர் இந்நிலையில் இக்கொலை சம்பவம் தொடர்பாக பரமசிவம் அவரது நண்பர் அழகுராஜா ஆகியோரை கைது செய்தனர் கொலை செய்யப்பட்ட இந்திராணிக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த பரமசிவத்துக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டுள்ளது கணவர் கண்டித்ததால் பரமசிவத்துடனான தொடர்பை இந்திராணி துண்டித்துள்ளார் ஆனாலும் பரமசிவம் பாலியல் துன்புறுத்தல் செய்து வந்துள்ளார் இது தொடர்பாக ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்தில் இந்திராணி கொதடுத்த புகாரின் பேரில் பரமசிவம் கைது செய்யப்பட்டார் ஆனாலும் பரமசிவம் தொடர்ந்து தகுந்தரவு செய்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் தனது நண்பர் அழகுராஜாவுடன் குடிபோதையில் இந்திராணியின் கடைக்குச் சென்றுள்ளார் அப்போது இந்திராணி தகராறு செய்ததால் தான் வைத்திருந்த மிளகாய் பொதடியை இந்திராணியின் முகத்தில் தூவிவிட்டு பரமசிவம் கடைக்கு வெளியே வந்துள்ளார் அப்போது கடைக்குள் சென்ற அழகுராஜா இந்திராணியை கத்தியால் குத்திக் கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர்